வெல்கம் டு சிம்பிளி ஷின்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா அடுப்பே தேவையில்லை அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரே ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு உப்பு மிளகாத்தூள் தேங்காய் எண்ணெய் அவ்வளோதாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஜார் எடுத்துக்கிட்டோம் அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி அதை அரிஞ்சு போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சு மிளகாய்த்தூள் உப்பு அவ்வளோதாங்க இதை நம்ம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிம்பிளி சென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ